பட்டிமன்ற நடுவர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் மோகன சுந்தரம் திருநெல்வேலி இன்றைய இளைஞனின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியா லட்சங்களை நோக்கியா என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக சொல்வேன் உறுதியாக சொல்வேன் என் இளைஞன் மீது நம்பிக்கை வைத்து சொல்வேன் லட்சியங்களை நோக்கியே பயணிக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே கல்லூரியில் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் மருத்துவத்துறையா பொறியியல் துறையா மற்ற துறையா என்பதை கருத்தில் கொண்டு அதை நுழைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் தனி பயிற்சி வகுப்புகளுக்கு செல்கிறான் எத்தனை மாணவர்கள் பகுதி நேர வேலை பார்த்து கொண்டு தன்னுடைய கல்வி கட்டணத்தை தன் குடும்ப சூழ்நிலை கருதி அவனே கட்டிக்கொண்டு படிக்கிறான் என்று தெரியுமா ஒரு லட்சியம் இல்லாதவனால் இதை செய்ய முடியுமா கல்வி கட்டணத்தை செலுத்தி படிக்கின்றான் எத்தனை நுழைவுத் தேர்வுகள் எத்தனை தனித்தேர்வுகள் எத்தனை பிரச்சனையான தேர்வுகள் அத்தனையும் துணிச்சலுடன் சந்திக்கிறான் தோல்வியுற்றால் மீண்டும் முயற்சிக்கிறான் இல்லை என்றால் மாற்றுப்பாதையில் செல்கிறான் லட்சியங்களை நோக்கி நகர்கிறான் முன்னேறுகிறான் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கிறது தன் க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அதிலும் மூத்த மகனாகவோ மூத்த மகளாகவோ இருந்துவிட்டால் இளைய சகோதரன் இளைய சகோதரியை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சகோதரியை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவனுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அதனால்தான் லட்சியங்களோடு முயற்சி செய்து படித்து நல்லதொரு நிறுவனத்தில் நல்லதொரு அரசு துறையில் நல்லதொரு பணியில் அமர்கிறான் சிலருடைய அயராத உழைப்பு கடவுளின் அருள் அவனுடைய அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம் நான் சொல்வேன் பெரும் முயற்சி சில லட்சங்கள் அவனை வந்து அடைகிறது அதனால் அவன் லட்சியங்களை நோக்கி நகராமல் லட்சங்களை நோக்கி நகர்ந்தான் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது அது எல்லோருக்கும் லட்சியங்கள் வந்து சேர்வதில்லை நடுநிலையான நடுத்தரமான வாழ்க்கையும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒரு ரோஜா தோட்டம் இருக்கிறது அதை பார்த்தவுடன் நாம் சொல்லுவோம் ஆகா இன்னும் அழகான ரோஜா தோட்டம் என்று அதில் இருக்கும் முள்களை கொண்டு ஆகா என்ன அழகான முள் தோட்டம் இது ரோஜா தோட்டம் அல்ல முள் தோட்டம் என்று சொல்ல முடியுமா தான் பெரும்பாலான இளைஞர்கள் லட்சியங்களை நோக்கி பயணிக்கும் போது ஒரு சில இளைஞர்கள் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான இளைஞர்கள் தவறான பாதையில் லட்சங்களை நோக்கி செல்லும்போது நாம் லட்சியங்களை நோக்கி தான் அவர்கள் பயணம் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது எனவே இன்று காலகட்டத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இளைஞன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தன் உழைப்பை பெரும்பகுதி செலுத்தி தன் லட்சியத்தை நோக்கி பாடுபடுகிறான் முன்னேறுகிறான் குடும்பத்தை காப்பாற்றுகிறான் தன் கடமையை சரிவரச் செய்கிறான் கடமையை செய்ய வேண்டுமென்றால் லட்சியங்களை நோக்கி நடந்தால் மட்டுமே முடியும் என்று அவனுக்கு தெரியும் அதனால்தான் அவன் லட்சியங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கான் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு தந்த காந்தி உலக மைய குழுவினருக்கு என் நன்றியை செலுத்திக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வாழ்க Tamil I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்